ஐக்கு கவிதை தலைப்பு பணி ஒழுக்கம் நலனை நான்கு சோற்றுக்குள் விதைக்கிறது பவானி சாகர் பயிற்சி நிலையம் தலைப்பு பணி ஒழுக்கம் நலனை நான்கு சோற்றுக்குள் விதைக்கிறது பவானி சாகர் பயிற்சி நிலையம் இன்னொரு ஐக்கு கவிதை இந்த பவானி சாகர் பயிற்சி நிலையத்துக்கு வர்றதுக்கு முன்பு இங்கே பயிற்சி முடித்த என் நண்பன் எனக்கு சொன்னது அதுக்கான ரிப்ளை கவிதையை நான் சொல்கிறேன் ஜெயிலுக்கு போகிறீங்களே என்று சொர்க்கம் எனக்கு ஒரே வாரத்தில் பாவம் அவன் தலைப்பு சோம்பல் ஜெயிலுக்கு போகிறீங்களே என்று சொர்க்கம் எனக்கு ஒரே வாரத்தில் பாவம் அவன் இன்னொரு ஐக்கு கவிதை தலைப்பு குடும்பம் விலை உயர்ந்த பொருளை மறந்து வைத்தாற்போல் தலைப்பு குடும்பம் விலை உயர்ந்த பொருளை மறந்து வைத்தார் போல் நான் இப்பயிற்சி நிலையத்தில் தலைப்பு குடும்பம் விலை உயர்ந்த பொருளை மறந்து வைத்தாற்போல் நான் இப்பயிற்சி நிலையத்தில் இன்னொரு ஐக்கிய கவிதை ரெண்டாவது ஊதிய உயர்வு தலைப்பு இரண்டாவது ஊதிய உயர்வு அஞ்சி கழுத வயிற்சாச்சி மீண்டும் தொற்றிக்கொண்டது மணி அடிச்சா சோறும் புத்தக மூட்டையும் தலைப்பு ரெண்டாவது ஊதிய உயர்வு அஞ்சு கழுத வயிற்சாட்சி மீண்டும் தொற்றிக்கொண்டது மணி அடிச்சா சோறும் புத்தக மூட்டையும் இது வந்து நீதித்துறை நண்பர்களுக்கு மட்டுமே பவானி சாகர் பயிற்சி நீதித்துறை தலைப்பு பயிர்மான பதிவேடு தன் பதிவேடு நினைவூட்டல் பதிவேடு மேம் பேக் நாவும் சாப் நான் ஒரு அப்பாவி ஐயா அதுக்கு மீனிங் மீண்டும் நீதித்துறை தலைப்பு பயிர்மான பதிவேடு தன் பதிவேடு நினைவூட்டல் பதிவேடு மேம் பேக் நாவும் சாப் தலைப்பு மீண்டும் ஒரு ஐக்கிய கவிதை தலைப்பு பிரியா விடை வருங்கால மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பயிற்சி தருவீர்களா அப்பா நானும் உன்னுடன் வருகிறேன் என் மகன் தலைப்பு பிரியாவிடை வருங்கால மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பயிற்சி தருவீர்களா அப்பா நானும் உன்னுடன் வருகிறேன் என் மகன் நான் இங்கே இந்த பவானி சாகர் வந்தப்போ நான் எழுதின இந்த ஐக்கு கவிதை பயிற்சி தலைப்பு இது என்ன சூரிய உதயம் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு பவானி சாகரில் தலைப்பு பயிற்சி இது என்ன சூரிய உதயம் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு பவானி சாகரில் தேங்க்யூ இங்கே